அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த மரத்தை வந்து நட்டால் என்ன பலன் இப்போ பலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் இவங்க நட்சத்திரம் வந்து அஸ்வினின்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அவங்களுக்கு எட்டி மரம் அந்த எட்டி மரத்தை அவங்க வச்சு வளர்க்கும் போது அந்த மரம் வந்து வளர வளர இவங்களோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் க்ரோத் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து அந்த மரத்துக்கு தான் போகுமே தவிர இவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது ஒன்று மரம் வந்து பட்டு போகலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரி ஆகுமே தவிர இவங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது நான் சொல்கிறது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விஷயம் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அது வந்து பட்டு போகிறது வாடி போகிறதெல்லாம் நீங்களே கண் கூட பார்க்கலாம் அப்படி வாடிடுச்சுன்னா நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல மறுபடியும் இன்னொரு இது வந்து நடுங்க இன்னொரு மரம் வந்து நட்டு வைங்க அப்புறம் அது நல்லா வளரும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வளர்ந்தால் ரொம்ப சந்தோஷம் எப்படி மலம் மரம் வந்து வளருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்வினி எட்டி மரம் பரணி நெல்லி மரம் கார்த்திகை அத்தி மரம் ரோகிணி நாவல் மரம் மிருகஷீடம் கருங்காலி மரம் திருவாதிரை செங்கரு செம்மரம் புனர்பூசம் மூங்கில் மரம் பூசம் அரச மரம் ஆயிலியம் புன்னை மரம் மகம் ஆலமரம் பூரம் பலாமரம் உத்திரம் அலரிமரம் அஸ்தம் வேலமரம் சித்திரை வில்வமரம் சுவாதி மருது மரம் விசாகம் விலாமரம் அனுஷம் மகிழமரம் கேட்டை குட்டிப்பலா பிராயின்னு சொல்லுவாங்க குட்டிப்பலா மூலம் மாமரம் பூராடம் வஞ்சி மரம் உத்திராடம் சக்கை பலா மரம் திருவோணம் எருக்கு அவிட்டம் வன்னி மரம் சதயம் கடம்ப மரம் பூரட்டாதி தேமா மருது மரம் உத்திரட்டாதி வேப்ப மரம் ரேவதி இலிப்பை மரம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் இருக்குது இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் நிறைய பேர் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் கூட பிறந்திருக்கலாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த மரத்தை வந்து அங்கங்கே வளர்த்துங்க வீட்டு வாசலில் கூட நீங்கள் வச்சு வளர்த்தலாம் அது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து வாடி போகும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மறுபடியும் அந்த மரத்தை வாங்கிட்டு வந்து நடுங்க பராமரித்து வைங்க ஏன்னா மரங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ ரோடு எல்லாம் போடுறதுனால நிறைய மரங்கள் அழிஞ்சிட்டு வருது அதனால் நீங்கள் இதை வச்சு வளங்க ரொம்ப நல்லது நீங்கள் நம்ம இடத்துல தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் காலேஜஸ் அது மாதிரி இருந்ததுன்னா அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அங்கே கூட நீங்கள் வச்சு வளர்த்தலாம் தவறு இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்